வணக்கம் இப்போ நாம் க்ரூடாயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை எயித் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டாரட்லாம் ரீச் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் இப்போ இறங்கிட்டுருக்கு டவுன் சைட் வந்துட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஈவினிங் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் கால்ஸ் வரும் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமான்ற மாதிரி ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூவில் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி எயிட் காட்டுது ஸோ இது பார்த்தீங்கன்னா செல் கால் அப்படின்றது ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி டூன்னு ஒரு லைன் வந்துடும் கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா first target second target line மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ கீழே அந்த ஃபஸ்ட் டாரட் லைன் நமக்கு ஷோ பண்ணுறது five three forty eight point sixty வந்து ஷோ பண்ணுது so five three forty eight வருதான்ட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி டூவில் வந்த செல் கால் சிக்ஸ்டி த்ரீ அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயிலில் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் இருக்கும் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நல்லாவே இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து கமாடிட்டி வந்து ஈவினிங்கில் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா ஒரு மிடில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைமிங்கில் ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அப்போ வர என்ட்ரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான என்ட்ரிஸாக இருக்கும் அதே இப்போ மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப மெதுவாக தான் வந்து மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கும் பட் ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த டைத்துக்கு அப்புறம் தான் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகையில் நைக்கி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஈவன் நாங்கள் ப்ரீவியஸ் கால் பை கால் கூட ஷோ பண்ணுறோம் ஸோ பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு முன்னாடியே ஆக்சுவலி ஜென்ரேட் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் சிக்ஸ்டீன் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோரில் அது ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோரில் வந்த buy call five three sixty seven point thirty eight தான் ஃபஸ்ட் டாரட் பட் ஆனால் அது செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ எயிட்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து தான் ட்ரெண்ட் இப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ஃபைவ் தேர்ட்டி இந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆன டைம் ஸோ இந்த டைமில் நமக்கு கிடச்ச என்ட்ரி மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது அதிக சான்ஸ் இருக்குது ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி நமக்கு ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதுவும் இல்லாமல் கேண்டலினுடைய கலரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா அப்படியே க்ரீன் கலரில் வர மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில்ஸ் எல்லாம் ரெட் கலரில் இருக்க மாதிரியும் ஸோ இப்போ நீங்கள் சார்ட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஓகே இப்போ ட்ரெண்ட் வந்து ரெட் கலரில் இருக்குது கேண்டில்னா அப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸோ அது என்ன பாயிண்ட்டில் பண்ணலான்னு அதுவே ஒரு சஜஷனும் வந்து கொடுத்துருது ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி டூவில் பண்ணலான்ட்டு ஸோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் செல் செல் பண்ணிடலாம் டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம்னு அதுவே ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி எயிட்னு கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் இப்போ என்ன பாயிண்ட்டில் விற்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்ட்டு உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி டூலேருந்து ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி எயிட் வந்து வந்திருக்கு ஸோ ஈவினிங் மார்க்கெட் நல்ல வால்யூம் அதிகமாக இருக்குது பூஸ்டப் ஆகிற டைம்ன்றனால ரொம்ப ஈஸியாக குயிக்காகவே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கிடச்சது டார்கெட்டை ரீச் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட் ரீச் அவுட் ஆயிருக்கு அதுக்கடுத்து குரூடாயில் இல்லை ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் போல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி பைக் காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அதனால் க்ரீன் கலர் கேண்டிலில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ பைக் கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ எயிட்டி ஒனில் வந்திருக்கு ஸோ எயிட்டி ஒனில் வந்த buy call first target aim பண்ணுறது வந்து ninety four point forty five வருது so five three ninety five வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்தது ஒரு ஃபஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் பை ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் அந்த பை ரேஞ்சில் போயிருக்கு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு ரைஸ் ஆகிருக்கு மார்க்கெட் வந்துட்டு இப்போ five three eighty six eighty seven ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்காலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டென் ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு இப்போ ஃபைவ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஒனுக்கு ஜென்ரேட் ஆச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளக்க ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட்டை அதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் பேக் கூட பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சில் வரைக்கும் வந்துட்டு தான் போயிருக்கு ஃபைவ் த்ரீ எயிட்டிக்கு கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் அதாவது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் ரைஸ் ஆகுதுன்னா பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் கேண்டில் வரும் கேண்டில் வரும்போதே கால்ஸும் வந்துடும் அதே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் வரும்போது ரெட் கலரில் வந்துட்டு அப்படியே கால்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட் பார்த்து நீங்களே ஓனாகவே ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ